அனைவருக்கும் வணக்கம் புத்தக வாசிப்பு என்பது சிறு வயதிலிருந்தே எனக்கு தொடர்பில் இருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இந்த பழக்கம்தான் இந்த அறுபது வயதில் படித்து இன்று ஒரு அக்குகீலர் ஆக மாற்றியுள்ளது இதனை நான் பெருமையுடன் கூறுவேன் படிப்புக்கு வயது தடையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என் பள்ளி காலத்தில் கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களின் மகன் திருவள்ளுவன் பற்றிய ஒரு பாடம் தமிழ் பாட புத்தகத்தில் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்துவிட்ட பிள்ளையை பற்றிய பாடம் அது அதுவரையில் விளையாட்டு பிள்ளையாகவும் அனைவரையும் குறிப்பாக ஏழைகளையும் பிச்சைக்காரர்களையும் கீழ்த்தரமாக பார்க்கும் பார்வை என்னிடம் இருந்தது என்னை மாற்றிய என்னை மட்டுமின்றி பலரையும் மாற்றிய நிகழ்வுதான் இந்த திருவள்ளுவன் பற்றிய சிறுவனின் பாடம் பிச்சைக்காரர் ஒருவர் பிச்சை கேட்கும்போது உங்களுக்கு வேறு வேலை இல்லையா எங்காவது வேலைக்கு சென்று உழைத்து சாப்பிட வேண்டியது தானே என்று பிச்சை தர மறுத்து விடுகிறார் வள்ளுவனின் தந்தை நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் இதனை கேட்ட வள்ளுவன் அப்பா அனைவருக்கும் வேலை கிடைப்பதில்லை அவர்கள் எங்கே செல்வார்கள் அவர்களுக்கு கொடுக்கும் சிறு உதவியால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துவிடப் போவதில்லை யார் வந்து உதவி கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று அந்த பிஞ்சு குழந்தை இயம்பியது இதனை செவிமடுத்த நேத்து சுந்தரவடிவேல் அவர்களும் தன் மகனின் இரக்க குணத்தை பார்த்து மெய்மறந்து போனார் நல்ல உள்ளமும் இரக்க சிந்தனையும் உள்ள அந்த பிள்ளை பத்து வயதிலேயே இந்த உலகை விட்டு மறை மறைந்து போனான் இந்த பாடத்தை படித்த அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னால் முடிந்த உதவிகளை இல்லை என்று கூறாமல் கடைபிடித்து வருகிறேன் என் பிள்ளைகளுக்கும் இதையே வலியுறுத்தி வருகிறேன் எனக்கு மன மாற்றம் தந்த இந்த பாடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மனநிறைவு கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த காந்தி அறக்கட்டளைக்கு எனது பணிவா பணிவான நன்றிகள் வணக்கம்